வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் ஒன் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு செல் கால் அப்படின்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven zero double seven அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு கீழே இருக்க red colour lines target line இதில் வந்து எயிட்டீன் பாயிண்ட் டார்கெட் ஷோ பண்ணுது ஸோ இந்த எயிட்டீன் பாயிண்ட் டார்கெட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு கிடைச்ச செல் கால் வித்தின் ஒன் மினிட்குள்ளே இப்போ பாருங்கள் நமக்கு டென் பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபோர்த் கேண்டில் வரைக்கும் selling point entry point range தான் ட்ரேடிங் போச்சு பட் ஃபிஃப்த் கேண்டில் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆன ஸ்பீட்லே நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சான seven thousand fifty nine range வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அந்த டார்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு நமக்கு கிடைச்ச கால் அதுக்கப்புறமும் ஒரு கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் அந்த டவுன் சைட் மொமெண்டம் அதுக்கப்புறம் second target range break out பண்ணிச்சு கண்டினியூஸ் டவுன்னால் seven thousand range break out வந்து இப்போ டூ ஓ கிளாக் அப்புறமா கொடுத்துருக்கு சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது இது நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டில் ஷோ பண்ணுறோம் எதுக்காண்டினா ஆக்சுவலி நாங்கள் எஸ்டே வீடியோ போட்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா seven thousand eight hundred range கிட்டக்க போட்டிருந்தோம் ரெண்டு நாள் முன்னாடி டியூஸ்டே பாருங்கள் நமக்கு டுவெல் பிஎம் போல் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டக்க ட்ரேடிங் போயிட்டு இருந்துச்சு seven thousand eight hundred seven thousand seven ஹண்ட்ரட்னு அப்போ ட்ரேடிங் போட்டது அடுத்து இன்றைக்கி பார்க்கும்போது பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைடில் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி market heavy volatile heavy rally தரும் இது பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் பட் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பியூராக இவ்வளோ தான் லாஸ் இவ்வளோ தான் ப்ராஃபிட் இதுக்குள்ளே தான் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி பண்ணுறனால நமக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ட்ரேடிங் இருக்கும் டிராஸ்டிக்காக ப்ராஃபிட் வந்தால் ஒரு உடனே ஒரு ஹியூஜாக ஒரு நூறு பாயிண்ட் லாஸ் வந்தால் ஒரு ஐம்பது பாயிண்ட் அப்படிலாம் இருக்காது லாஸ் ஒரு இல்லை நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் அந்த மாதிரிலாம் போகும் ஸோ பொசிஷன் ட்ரேடிங் கொஞ்சம் ரிஸ்க் இந்த மாதிரி இருக்குது டூ டேஸ் பேக் வரைக்கும் யாருமே வந்து செவன் தௌசண்ட் வரும்னு நினச்சிருக்க மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செவன் தௌசண்டே தாண்டி கீழே போய்கிட்டு இருக்குது ஸோ இதுதான் வந்து பொசிஷன் ட்ரேடிங்கில் ஒரு ரிஸ்க்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம இவ்வளோ தான்ப்பா ப்ராஃபிட் வச்சுக்கிறோம் இவ்வளோ தான் லாஸு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடாக ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஹெல்ப்பிங் டூலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க இந்த டூலை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ